அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெய கருவி நான் பேச போகிற தலைப்பு இன்றைய இளைஞருடைய சின்ன லட்சியத்தை நோக்கி அப்படின்ட்டு எப்படின்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா எனக்கு ராஜா ராஜாவான வாழுற எதுவும் இல்லைனாலும் வாழுற எனக்கு ராஜா ராஜாவான வாழுற எதுவும் இல்லைனாலும் வாழுற ரெக்கிட ரெக்கிட ரெக்கிட தா ரெக்கிட ரெக்கிட ரெக்கிடதா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்களுடைய பாதையை லட்சிய பாதையில் அமைச்சு அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பாரு பணத்தை பற்றி இருக்கும் மனிதரிடம் மனமிருப்பதில்லை மனமிருக்கும் மனிதரிடம் பணமிருப்ப இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம் பணம் இல்லாத மனிதருக்கு வந்ததெல்லாம் துன்பம் அப்படின்னு அன்னைக்கு கண்ணதாசன் அவர்கள் பணம் இருந்தால் எவ்வளோ கஷ்டங்கிறது அழகாக அவருடைய வரிகளில் சொல்லியிருப்பார் நம்ம நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அவர்கள் அழகாக சொல்லியிருப்பாரு a positive person always fine the opportunity in everything அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு உதாரணம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய லட்சிய பாதையை தீர்மானித்து போயிட்டு இருக்கிறது தான் நான் வந்துட்டு உதாரணமாக சொல்வேன் உதாரணத்துக்கு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் மோட்டாரே இல்லாத ஒரு வாகனத்தை உருவாக்கி ஒன்பது மணி நேரம் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் பறந்து உலக சாதனை படிச்சிருக்காருங்க பெரியநாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய குளத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லைன்னு தான் பேர் ஆனா அழகா அவர் கடல்ல நீந்தி உலக சாதனை படிச்சிருக்காருங்க இதெல்லாம் விடுங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஹீமாதாஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தடகள போட்டியில நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல கலந்து தங்கப்பதக்கத்தை வாங்கி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாம் இருக்கட்டும்ங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை கொரோனா ஆனால் இந்த கொரோனா காலத்தில் நம்ம நாட்டில் வென்டிலேட்டர்கள் பத்தாமல் எவ்வளோ அவதிப்பட்டோம் அதை சே அதை தெரிஞ்சுக்கிட்டா ஒசூரை சேர்ந்த ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரே வாரத்தில் மலிவான விலையில் வென்டிலேட்டரை எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மலிவான விலையில் ஒரு வெண்டிலேட்டரை தயார்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணார் இது அவருடைய லட்சிய பதவி தீர்மானிக்கிறதுக்கான உதாரணம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாய் நிமித்த முடியாதுங்கிறது நடைமுறை வழக்கு தான் அதே மாதிரி ஒரு முட்டையை செங்குத்தா நிறுத்த முடியாதுங்கிறது ஒரு நடைமுறை வழக்கு தான் ஆனால் இது தெரிஞ்சும் இதை நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலாலம்பூரை சேர்ந்த முகமது அப்படிங்கிற ஒரு பையன் மூணு முட்டைகளை செங்குத்த அஞ்சே வினாடியில் நிறுத்தி கிண்ண சாதனை படிச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் வண்டியை வந்து பெட்ரோல டீசலில் ஓட்டுவோம் ஆனால் திருச்சியை சேர்ந்த ஒரு பையன் ஒரு லிட்டர் தண்ணியில் ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு சாதிச்சு காட்டியிருக்காருங்க ஒரு லிட்டர் தண்ணியில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் நானூற்றி இருபது கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் அழகாக அவர் தயாரிச்சிருக்காரு இதெல்லாம் விடுங்க அதுக்கப்புறம் திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு பையன் ரெண்டாயிரத்தி இருபது வினாடியில் ரெண்டாயிரத்தி இருபது கவிதைகளை எழுதி சாதனை படைச்சிருக்காருங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சிந்தனை எல்லாமே அவர்களுடைய லட்சியத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு லட்சத்தை நோக்கி போகலங்கிறதே உணர்த்துது ஆக மொத்தத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய லட்சிய சிந்தனை வானத்தை தாண்டி இருக்கக்கூடிய விண்வெளி விண்வெளியில இருந்து பூமிக்கு கீழே இருக்க பாதாளம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் அவங்களுடைய சிந்தனையால லட்சியத்தை காட்டுது அப்படிங்கறத என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் வி மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்